இப்போ நம்ம வாழைப்பழ சப்பாத்தி பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம் கோதுமை மாவு மூணு கப் அரை கப் பால் ரெண்டு வாழைப்பழம் மீடியம் சைஸு அது வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இதுக்கு டேஸ்ட்டுக்கு உப்பு எண்ணெய் தேவைக்கேற்ப நீங்கள் வந்து கீ பட்டர் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு பசைஞ்சு வச்சிடலாம் உப்பு போட்டுக்கலாம் வாழைப்பழம் அரைச்சி வச்சது போட்டுக்கலாம் பால் ஊற்றிக்கலாம் இதுக்கு தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ மாவு பிசைஞ்சாச்சு இது வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஊறட்டும் அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி பண்ணி காட்டுறேன் இப்படி சின்ன சின்ன உருண்டைகளை வந்து உருட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி தேய்ச்சிடலாம் இப்போ இது மாதிரி வந்து இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த சப்பாத்தி இது டாட்ஸ் ஃபார்ம் ஆன உடனே நம்ம திருப்பி போடணும் இப்போ திருப்பி போட்டுட்டோம் இப்போ அந்த சைடு வந்து நல்லா வேகட்டும் எண்ணெய் போட்டுக்கலாம் இப்போ சாஃப்ட் சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு இந்த சப்பாத்தி நம்ம திரட்டி போட்டாச்சு இப்போ வந்து ஒரு சைடு வந்து அந்த டாட்ஸ் ஃபார்ம் ஆனோடனே நம்ம திருப்பி போடலாம் இங்கே பாருங்கள் டாட்ஸு இப்போ அந்த சைடு வந்து நல்லா வேகட்டும் எண்ணெய் ப்ரெஷ் பண்ணிக்கலாம் வாழைப்பழ சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இன்னும் வந்து எங்களோட சேனலில் நிறைய சப்பாத்திஸ் இருக்குது எது ஆட் பண்ணாலும் கோதுமை மாவோட நல்லா வந்து சப்பாத்தி வரும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் Thanks for watching.